வணக்கம் crude oil one minute chart இந்த சார்ட்டில் டெய்லி பேசிஸ் லைவ் மார்க்கெட்டில் ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகிட்டு வரும் அந்த கால்ஸ் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அதில் எப்படி கால் ஜென்ரேட் ஆகுது அப்படின்றத நம்ம டெய்லி அனலைஸ் பண்ணுவோம் இன்றைக்கி டே வந்து ஒரு நவம்பர் சிக்ஸ்டீன் இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டுவெல் ஃபிஃப்டி ஃபைவ் ஸோ இன்றைக்கி நமக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் டுவெல் ஓ கிளாக் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேட் இருக்கக்கூடிய ஒரு கால் எடுத்துக்கிட்டால் இந்த பை கால் தான் இந்த சார்ட்டில் இந்த மாதிரி அதுவே ஆட்டோமேட்டிக்காக இந்த சார்ட்னுடைய பிரேக் அவுட் படி பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கால்ஸ் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ஸோ இது வந்து ட்ரெண்டை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி நமக்கு கேண்டிலுடைய கலரும் வந்து சேஞ்ச் ஆகும் பை ட்ரெண்டுங்கையில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆகும் செல் ட்ரெண்ட்னா ரெட் கலரில் ஓப்பன் ஆகும் ஸோ பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காண்டி இந்த மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம் இப்போ கூட பாருங்கள் நமக்கு பை ட்ரெண்டுன்ற ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி இந்த சார்ட் இன்டிமேட் பண்ணுது அதுக்கு எப்படின்னா ஒரு பைக்கால்னு வந்து ஸ்டார்ட் ஆகுது க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு போயிட்டுருக்கு buy at seven zero two three தான் என்ட்ரி பாயிண்ட் நமக்கு ட்ரேடிங் அதுக்கு கீழே தான் போயிடுது ஸோ ரொம்ப ஈஸியாக என்ட்ரி எடுக்க முடியும் மேலே இருக்க லைன் தான் வந்து target line target one and two கீழே இருக்க red colour line stop loss line first target seven zero four zero point fifty சிக்ஸ்ன்னு இருக்குது so seven zero four one eighteen point தேவை எயிட்டீன் பாயிண்ட் தந்து market first target range break out பண்ணுதா இல்லை ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆன ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட் டார்கெட் ரேஞ்ச் கிட்டக்க மார்க்கெட் வந்து வந்துருச்சு கால் ஜென்ரேட் ஆகிட்டு first four minutes entry point கிட்டக்க ட்ரேடிங் போனாலும் ஃபோர்த்து கேண்டில் நல்ல ஒரு புல்லிஷில் ரைஸ் ஆச்சு இப்போ ஃபைனலாக நமக்கு பாருங்கள் first target range break out பண்ணி டுவெண்ட்டி பாயிண்ட்டுக்கு மேலே மொமெண்டம் வந்து கொடுத்துருக்கு ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி க்ரூட் ஆயில் ஒன் மினிட் சார்ட்டில் நமக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு அப்புறம் கிடச்ச பைக்கால் டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இந்த மாதிரி ஒரு டூல் கிடச்சா லைவ் மார்க்கெட்டில் நல்லா டக்குன்னு ட்ரெண்டை இதை வச்சு பார்த்துக்கிட்டு உங்களுடைய ஓன் ட்ரேடிங்க்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக வச்சுக்கிட்டு இதை வச்சு ட்ரேட் பண்ணலான்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.